hello friends welcome back to AJ ideas channel இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடு உங்கள் வீடியோஸ்க்கு வந்து எப்போ நம்ம ஐ கார்டு கொடுக்குறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனில் தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களை ரீச் ஆகும் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சுவாங்க காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து கூகுள் க்ரோம் பேஜ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் யூடியூப் ஸ்டூடியோன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும் அது வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா கெட் ஆப் உங்கள் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களா இல்லை ஸ்டூடியோவில் கன்வெர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும் கன்யூட்டு ஸ்டூடியோன்னு சொல்லி கொடுத்துருங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா உள்ளே உங்களை வந்து இப்போ பாருங்கள் நெல்ட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இன்டர்ஃபேஸ் வந்துச்சு இப்போ வந்து நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது அப்புறம் வந்து எத்தனை எந்த வீடியோ என்னென்ன வியூஸ் போயிருக்கு அப்படிலாம் பார்க்கலாம் இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளேலிஸ்ட் பட்டன் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க இதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் கண்டென்ட் அப்படின்னு வந்துடும் இதில் நீங்கள் எந்த வீடியோக்கு வந்து ஐ கார்டு வைக்கணும்னு நீங்கள் இது பண்ணிக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட என் ஸ்க்ரீன் வைக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவுக்கு வந்து நான் வந்து ஐ கார்டு கொடுக்குறேன் இந்த பென்சில் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டு அப்படின்னு ஐ கார்டு கீழே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா கார்ட்ஸ்ன்ட்டு இந்த கார்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வீடியோ ஆட் பண்ணணுமா ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணணுமா இல்லை உங்கள் சேனல் ஆட் பண்ணணுமான்னு கேட்கும் ப்ளேலிஸ்ட்டில் இப்போ வந்து நீங்கள் உங்கள் தேவையான நீங்கள் உங்கள் இடத்துல வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இடத்துல நான் வைக்கணும்னு நான் பார்க்குறேன் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் நான் ப்ளே ப்ளேலிஸ்ட் நான் வைக்க போகிறேன் இப்போ வந்து ப்ளேலிஸ்ட் நம்ம வைக்க போகிறோம் ப்ளேலிஸ்ட் வந்து இப்போ பிளேலிஸ்ட்னு போட்டோன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்துருச்சு how to make useful things in home அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்மளோடது இருக்குது ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்ட் பிளேலிஸ்ட்டோட இது வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இடத்துல நான் வந்து இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் நான் வைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்து நமக்கு ஓடும் கரெக்டாக நம்ம வந்து நம்மளோட இது வந்து நம்ம ஐ கார்டு வந்து கரெக்டாக வரும் ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம வந்து நம்ம சேனலுக்கோ நம்ம வீடியோஸ்க்கு வந்து நம்ம ஐ கார்டு கொடுக்குறது நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கொடுத்து முடிச்சுட்டு இந்த சேவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேவ் பட்டனை கொடுத்துடணும் சேவ் பட்டன் கொடுத்தோம்னா நமக்கு சேவ் ஆயிரும் கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்ருங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பகலுக்கு பெல் ஐக்கான தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் வந்து உங்களை ரீச் ஆகும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐஸ்